அங்க பாரு தூரமா வருது பாரு போலீஸ் ஜீப்பு இந்த ஆணி பட்டுச்சுன்னா நிச்சயம் பஞ்சர் ஆயிடும் இங்க போடு என்னாச்சு என்ன சார் என்ன சார் சார் வண்டி சுடாதீங்க சார் என்கவுண்டர் பண்ணா பெரிய பிரச்சனை சார் துரத்தி பிடிச்சிடலாம் sir sorry for the break ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்கு நான் உங்கள் டிஜே டுடே நம்ம வந்து இன்னைக்கு எந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா சீரியல் கில்லர் சீரியல் பார்த்தால் பைத்தியம் பிடிக்கும் சீரியல் குடும்பத்தை அழிக்கும் serial causes mad serial ruins family serial பார்ப்பது மனநலத்திற்கு தீங்கானது வாட்சிங் serial is injurious to mind போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஜா சீரியல் வந்து நம்ம ரியாக்ஷன் கொடுத்துருந்தோம் என் டிவியில் இருக்க நாலஞ்சு சீரியலில் லாஜிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதனோட லாஜிக்கல் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து பார்த்து ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம் ட்ரோல் பண்ண போகிறோம் ரோஸ்ட் பண்ண போகிறோம் எது வேணால் எந்த கருமனா எடுத்தும் போங்கடா ஏன்டா இப்படி இருக்கீங்க போங்கடா ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க பாவம்டா நீங்களாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதனோட ஒரு சின்ன காப்பி வந்து இந்த படத்தில் இருக்கும் ஓகே அதனோட இன்ஸ்பயர் இல்லைன்னா சில பேர் அந்த படத்தை அப்படியே எடுத்து வச்சு இது என்னோட படம் சொல்லுவாங்க இந்த படத்துல ஒரு ஒரு சீக்வன்ஸும் பார்த்து பார்த்து எடுத்துருக்கேன் என்ன இந்த படத்துல இருந்து ஆனா சீரியல் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே படத்துல இருக்கிற தத்ரூபத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து சீரியலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சீனுங்க ஒன்று ரெண்டுலாம் இல்லை இந்த ஆதி காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அந்த படத்தில் இருக்கிற காப்பி நம்பியர் பண்ணுற வேலைங்க அந்த அதனோட வில்லத்தனம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரே மூட்டை கொடுத்துறாங்க லாஜிக்கல் பாயிண்ட் வந்து நம்ம ரியாக்ஷன் கொடுக்க இந்த வீடியோ முக்கியதாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன் நம்ம பிளான் படி நான் என் டீமோட வந்து இங்க செட்டில் ஆயிட்டேன் வந்துட்டீங்க செட்டில் ஆயிடுங்க வரும்போது அர்ஜுன் சார் அரை லிட்டர் பால் குரு கார்த்தூள் எல்லாமே அந்த போட்டு குடிச்சிட்டு போங்க நோ வந்து லைக் பிக்னிக் வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு நக்கல்யா அவனுக்கு மேல் மேல் பதிரெக் அட நம்ம அர்ஜுன் சாரு பாரா அச்சோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இதுவா இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ சீனை ஏதோ ஒரு வா சீரியல்ல போட்டு அன்பே நம்ம வருண் சார் அதே மாதிரி one thing I my crashing my father sing level crossing my mother singing அது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருப்பாங்க அவங்க சொல்ற கண்டு மட்டும் உங்களுக்கு படவே படாது நான் இருக்கிற எல்லா படத்துலையும் எல்லா சீரியலையும் இந்த சீனை நான் பார்த்து தொலைஞ்சிடறேன் எப்படா சுடாம போகுது நாங்க வந்து எங்கள் அம்மா ஏதாச்சும் ஒன்று கேட்டா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் வச்சுங்க பூரி கட்டி போய் கரெக்டாக அடிப்பாங்க நீங்கள் பார்க்காமே அடிப்பாங்க எப்படி எட்டி பார்க்குறவங்களுப்பா இவரு சுட்டு இருக்காரு ஐம்பது ரூபா சேர்த்து இப்படி ஒரு கேவலமான ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு சீனை வச்சு படத்தா ஒருவேளை நம்ம கைரேகை உடம்புல இருக்கும் ஸ்ப்ரே அடிச்சா தடையெல்லாம் அழிஞ்சிடும் சரியா நிமினி நிமினி ஐயோ கைரேகை தப்பு ஆமா சொன்னது பண்ணல ஒரு உன்ன எத்தனை வாழ்க்கையை அழிச்சிருப்பானோ அப்ப இப்போ சொல்றது இதுல எதுடா உண்மை அந்த என்ன சொன்ன ஏன் இதுல விற்காத ஒரு சீன் வந்து இதுல வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல ஆத்திரம் வருது கோவத்தெல்லாம் அட்டக்கிட்டு இருக்கேன் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே இருக்கும் இருக்கணும்னா சின்ன குளம் ஒன்று பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் கார்பரேட் வாங்கி அது மேலே ஒருத்தனை பொருளை வெட்டி பொய்மா சாக்கி உட்கார வச்சிருக்கோம் நீயும் சர்ப்ரைஸும் இந்த மாதிரி சீன்லாம் எங்கே வைப்பாங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பட் பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் அதில் இருக்குது எல்லாமே பண்ணிடுங்க லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பாருங்க பை பை ஃப்ரம் டி